லினக்ஸில் எளிய ஃபில்டர்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இங்கு head, tail, sort, cut, paste ஆகியவற்றை கற்போம் இவை அனைத்தும் கமாண்ட் உரைமாற்றி கருவிகள் டெர்மினலில் ஹாஷ் கண்டால் இந்த கமாண்ட்களை செயலாக்க நீங்கள் ரூட் ஆக வேண்டும் கமாண்டில் sudo su அல்லது su root சேர்க்க வேண்டும் டாலர் குறியை கண்டால் பயனராகவே பயன்படுத்தலாம் Ubuntuவின் முன்னிருப்பு நிறுவலை செய்திருக்கிறீர்கள் ஃபைல்கள் சேமிக்கப்படும் பாதையை மாற்றவில்லை என கொள்கிறேன் இதற்கு உபுண்டு 1004 ஐ பயன்படுத்துகிறேன் இந்த ஐ பயன்படுத்த மவுஸையும் விசைப்பலகையும் கையாளுவது ஒரு சாளரத்தை பெரிதாக்குவது சிறிதாக்குவது ஆகியவை தெரிய வேண்டும் ஹெட் கமாண்டின் பின்னால் ஒரு ஆஸ்கி ஃபைல் பெயர் மூலம் முதல் பத்து வரிகளை காண்பிக்க வைக்கலாம் ஒரு ஃபைலை உருவாக்கலாம் இதை நேரடியாக காட்ட Escape ஐ அழுத்துகிறேன் அப்ளிகேஷன் ஆக்செசரிஸ் டெக்ஸ்ட் editor க்கு போகலாம் சில எண்களை இன்னொரு ஃபைலில் எழுதி வைத்திருக்கிறேன் நேரத்தை மிச்சப்படுத்த அதை பிரதி எடுத்து இங்கே ஒட்டுகிறேன் ஃபைல் சேவ் ல் சொடுக்கி numbers.txt என பெயர் கொடுத்து சேமிக்கிறேன் ஃபைலை ஐ மூடுகிறேன் இப்போது அப்ளிகேஷன் ஆக்செசரிஸ் டெர்மினலுக்கு போகிறேன் உருவாக்கிய ஃபைல் இங்கே இருக்கிறதா என்று பார்க்கலாம் எல்எஸ் என டைப் செய்து என்டர் செய்கிறேன் ஹோம் டிரக்டரியின் எல்லா டிரக்டரிகளையும் ஃபைல்களையும் பார்க்கிறோம் கேட் கமாண்டால் உருவாக்கிய ஃபைலை படிக்க முயற்சிக்கலாம் cat num Tab ஐ அழுத்த மீதி பெயர் தானாக உள்ளிடப்படும் Enter செய்க அதையே ஹெட் கமாண்ட் க்கும் செய்யலாம் ஹெட் நும் Tab Enter முதல் பத்து வரிகள் காட்டப்படுகின்றன முதல் ஐந்து வரிகளை மட்டும் காண ஹெட் கமாண்ட் க்கும் ஃபைல் பெயருக்கும் நடுவில் ஹைபன் என்5 எழுத வேண்டும் மேல் அம்புக்குறியை அழுத்த முந்தைய கமாண்ட் வரும் மைனஸ் n5 உள்ளிடுக Enter முதல் ஐந்து வரிகள் மட்டும் காட்டப்படும் இப்போது பிரசன்டேஷனுக்கு போகலாம் F5 ஹெட் கமாண்ட் செய்வதை டெய்ல் கமாண்ட் தலைகீழாக செய்கிறது கடைசி பத்து வரிகளை காட்டுகிறது Alt Tab அழுத்தி டெர்மினலுக்கு மாறுகிறேன் டெய்ல் நம்ப் tab enter கடைசி ஐந்து வரிகளை மட்டும் காண டெய்ல் command க்கும் file பெயருக்கும் நடுவில் ஹைபன் என்5 இட வேண்டும் ஹைபன் என்5 enter ஸ்லைடுகளுக்கு போகலாம் log file கணினியில் நடந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறது லாக் file உள் நுழைந்தவர்கள் வெளியேறியவர்களை பதிவு செய்கிறது tail கமாண்டின் முக்கிய தேர்வு hyphen f மூலம் log fileன் கடைசி பகுதியை தொடர்வது log கோப்பில் புதிய வரி எழுதப்பட்டால் அதை கடைசி வரியாக கொண்டு கடைசி பத்து வரிகள் காட்டப்படும் டெர்மினலுக்கு போகலாம் tail hyphen f forward slash var forward slash log auth dot log டெர்மினலை அளவு செய்யலாம் இன்னொரு டெர்மினலை திறக்கலாம் அப்ளிகேஷன் ஆக்செசரிஸ் டெர்மினலுக்கு போகிறேன் டெர்மினலை அளவு செய்தால் டெய்ல் கமாண்ட் ஒரு லாக் ஃபைலின் கடைசி வரியை தொடர்வதை ஒரே திரையில் பார்க்கலாம் உங்களை சு ஆக்க சு என உள்ளிடுங்கள் என்டர் தவறான பாஸ்வேர்டை உள்ளிடுங்கள் டெய்ல் இயங்கும் டெர்மினலில் புதிய லாக் பதிவு தோன்றுவதை பாருங்கள் லாக் நுழைவு தோல்வி அடைந்த நேரமும் தேதியும் காட்டப்படுகிறது அதை உறுதி செய்ய டேட் என டைப் செய்து என்டர் செய்க இந்த டெர்மினலில் இருந்து வெளியேற எக்ஸிட் கண்ட்ரோல் சி என டைப் செய்தால் இந்த டெய்ல் கமாண்ட் இயக்கம் நின்றுவிடும் திரையை பெரிதாக்கிக் கொள்ளலாம் முந்தைய உதாரணத்தில் ஆத் லாக் ஃபைலை ஐ மட்டுமே பார்த்து இருக்கிறோம் இவை லினக்ஸில் அதிகம் பயன்படும் லாக் ஃபைல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு லினக்ஸ் சிஸ்டம் மேலாளர் தன் கணினியை சரி செய்ய இவற்றை காண்பார் சார்ட் கமாண்ட் பெயருக்கு ஏற்றாற்போல ஒரு ஃபைலை ஐ மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அடுக்கிக் கொடுக்கும் sort நம்பர்ஸ் டாட் டெக்ஸ்ட் இது நம் நம்பர்ஸ் டாட் டெக்ஸ்ட் file ஐ ஏறு வரிசையில் அடுக்கி கொடுக்கும் இதில் 10 11 12 ஆகியவை இரண்டுக்கு முன்னால் வருகின்றன ஏனெனில் சார்ட் முதல் எண்ணை மட்டுமே பார்த்து அடுக்குகிறது இதை தவிர்க்க ஹைபன் n ஐ சேர்க்கவும் சேர்த்து enter இப்போது முழு எண்ணையும் பார்த்து அடுக்குகிறது இதையே இறங்கு வரிசையில் அடுக்க தேர்வு hyphen r ஐ பயன்படுத்தலாம் சில எண்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றன இவற்றை தவிர்த்து மற்றதை காண ஹைபன் u பயன்படுத்துக டெர்மினலுக்கு போகலாம் மேல் அம்புக்குறி u Enter. முன்னே இரண்டு இரண்டு காட்டப்பட்டது இல்லையா இப்போது ஒரே ஒரு இரண்டு தான் காட்டப்படுகிறது ஃபைலை காலம் அடிப்படையில் பிரிப்பதை பார்க்கலாம் ஃபைலை ஐ உருவாக்கி கீழ்கண்டபடி உள்ளிடுக அப்ளிகேஷன் ஆக்செசரிஸ் டெக்ஸ்ட் எடிட்டருக்கு போகலாம் டேட்டாவை வேறு கோப்பில் வைத்திருக்கிறேன் நேரத்தை மிச்சப்படுத்த அதை பிரதி எடுத்து ஒட்டுகிறேன் control C control V file save marks dot text save ஐ சொடுக்கவும் இங்கே இருக்கும் சிறப்பு எழுத்துக்களை கண்டு கொள்ளாதீர்கள் யாரும் என்மேல் குறைந்த மார்க் கொடுத்ததற்கு கேஸ் போடக்கூடாது இல்லையா ஃபைலை மூடுவோம் மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் இன் இரண்டாம் காலம் அடிப்படையில் இதை பிரிக்கலாம் டெர்மினலுக்கு போகலாம் sort space marks dot text space hyphen T space மேற்கோள்களுக்கு நடுவே ஸ்பேஸ் பின்னர் ஸ்பேஸ் இங்கே ஹைபன் t என்பது டிலிமிட்டர் மேற்கோள் குறிகளுக்கு நடுவே உள்ள ஸ்பேஸ் அதன் பிரதிநிதி ஹைபன் k என்பது அடுக்க வேண்டிய இரண்டாம் காலமை குறிக்கிறது Enter ஐ தட்டவும் cat மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் இதுதான் ஒரிஜினல் ஃபைல் இரண்டாம் காலம் அடிப்படையில் இதை பிரிக்க அவிர் மேலே போய்விட்டார் பாலா கீழே வந்துவிட்டார் ஒரு கோப்பில் இருந்து சில தகவல்களை மட்டும் வெட்ட கட் கமாண்ட் பயனாகிறது மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் இல் இருந்து சில பெயர்களை இழுக்கலாம் Alt டேப் அடித்து டெர்மினலுக்கு போகலாம் cut space marks dot text space hyphen D space மேற்கோள்களுக்கு நடுவே ஸ்பேஸ் அடுத்து ஸ்பேஸ் இங்கே கட் கமாண்டில் ஹைபன் டி என்பது டிலிமிட்டர் மேற்கோள் குறிகளுக்கு நடுவே உள்ள ஸ்பேஸ் அதன் பிரதிநிதி F2 என்பது இரண்டாம் காலமை குறிக்கிறது. Enter தட்டவும். Paste command பொருத்தமான அடுத்த வரிகளை வேறு கோப்பில் இருந்து சேர்க்கிறது. numbers.text ஐயும் marks.text ஐயும் பயன்படுத்தலாம். டெர்மினலுக்கு போகலாம். Numbers dot text marks dot text enter numbers.txt இன் முதல் வரிகளுக்கு marks.txt இன் முதல் வரி சேர்க்கப்பட்டது ரிடிரக்ட் விசை மூலம் வெளியீட்டை concatfile.txt ஃபைலுக்கு அனுப்பலாம் டெர்மினலுக்கு போகலாம் மேல் அம்புக்குறியை தட்டுக redirect விசையை தட்டுக அது வலமுனை அம்புக்குறியாகும் கான்காட்ஃபைல் டாட் டெக்ஸ்ட் என்டரை தட்டவும் கேட் கான்கேட்ஃபைல் டாட் டெக்ஸ்ட் ஸ்லைடுகளுக்கு போகலாம் பேஸ்ட் கமாண்ட் எண்களை வரிசையாக tab ஆல் பிரிக்கப்பட்டு அச்சிட ஹைபன் எஸ் தேர்வை பயன்படுத்தலாம் paste hyphen S numbers dot text ஸ்லைடுகளுக்கு போகலாம் ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேற்கொண்டு விவரங்களுக்கு இங்கே செல்லுங்கள் மொழியாக்கம் கடலூர் திவா நன்றி